குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ எங்கே இருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்கோம் ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற பதினொன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு நாள் நேரடி பரம்பொருள் யோகம் வகுப்பு பௌர்ணமி ஒட்டிய நாளில் நடக்குது அதை தொடர்ந்து இருபத்தி ஐந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நிறைந்த அமாவாசை அன்று ஒரு நாள் நேரடி வகுப்பு கிளாங்லையும் அனௌன்ஸ் பண்ணுறோம் ஸோ பதினொன்றாம் தேதி பினாங்லையும் இருபத்தி ஐந்தாம் தேதி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கிளாங்லையும் அனௌன்ஸ் பண்ணுறோம் மலேசியாவை சுற்றியுள்ள நபர்கள் விருப்பப்படுவர்கள் தாராளமாக கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியோ இல்லை கீழே உள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியோ உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம் இன்று நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் இந்த பற்றுக்கள்லேருந்து இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா பல பேர் நம்ம வீடியோ பார்த்து பற்றுக்கள்லேருந்து இருந்து வெளியில வந்துட்டாங்க இது நிறைய பார்க்க முடியுது நிறைய ஃபோன் கால்ஸ் வருது மலேசியால சந்தித்த பல நபர்கள் வந்து அந்த நிலைமைக்கு அந்த பிடிப்பு வந்து விலகுன தன்மைக்கு வந்துடுறாங்க இதுல என்ன அப்படின்னு வந்து ஒரு காமெடின்னு வந்து கேட்டீங்கன்னா பயம் வர ஆரம்பித்து விடுகிறது அவங்களுக்கு எப்படிப்பட்ட பயம்னா என்னங்க முன்னாடிலாம் இதெல்லாம் உண்மை உண்மை நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தா பயம் படபடப்பு பதட்டம் இருந்தது இப்போ எல்லாத்த விட்டு வெளியில் வந்துட்டேன் நான் எதை பார்த்தாலும் இதெல்லாம் பொய்ன்ற உண்மைக்கு வந்துட்டேன் நம்ம இருந்து என்ன பண்ண போகிறோம் ஏதோ வாழ்க்கை வருது போகுதுன்ற மாதிரி வாழ்க்கையில் ஒரு பெரிய சுவாரஸ்யமே இல்லையேங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டே இல்லையேங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கேங்க இதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சு எதுக்குங்க வாழணுன்ற மாதிரி இருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு இந்த உண்மை உணர்ந்தவர்களுக்கு ஒரு ஃபீல் ஒன்று வருது அவங்களுக்காக இந்த வீடியோ மெயினாக பேசுகிறேன் நல்லா புரிஞ்சுக்கங்க முதல்ல வெல்கம் டு த ஃபேமிலி உங்களை நமது குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் ஏன்னா இந்த தன்மையை அடையிறது சாதாரண விஷயமே கிடையாது அசால்ட்டாக வந்துட்டீங்க அந்த உண்மை உங்களுக்கு புரிந்து விட்டது இப்போ வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பொய்ன்னு நினச்ச விஷயங்கள் எல்லாமே உண்மைன்னு தெரிகிற காலத்தில் உண்மை நினச்ச விஷயம் அனைத்தும் மாயை அப்படின்ற அந்த பக்குவமும் அந்த தன்மையும் வந்துவிட்டது இது மிகப்பெரிய விஷயம் இதை நீங்கள் கொண்டாட வேண்டும் வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு நீங்கள் சோகமாக இருப்பது போன்று தான் தெரியும் நல்லா கவனிக்கணும் அவங்க சோகமாகவே இருக்க அமைதியாக இருக்கிற மாதிரி அதுக்கு பேர் சோகம் கிடையாது there is much difference between sadness and comfortable feel நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆனால் வெளியிலிருந்து பார்க்குறவனுக்கு சோகமாக இருக்கிற மாதிரி தெரியும் அது சோகம் கிடையாது பரவசம் பேரானந்த நிலையிலேயே ஓவரா ஹாப்பினஸ்ல இருந்தீங்கன்னா ஓவர் கெமிக்கல் ரியாக்ஷன் உள்ளுக்குள்ள நடக்கும் அதுவும் உடம்பிற்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும் மிக உயர்ந்த ஞானிகள்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் பரவச நிலையிலேயே இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது அது போய் அப்படி எதுவும் கிடையாது நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் ஆழ்ந்த அமைதி தான் மிக சிறந்த ஞான தெளிவு மிக உயர்ந்த மகான்கள் ஞானிகள்லாம் அமைதியாக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சோகமாக வெளியே தெரிந்தாலும் உள்ளுக்குள் ஆழ்ந்த நிம்மதியில் இருப்பாங்க மிகுந்த இன்பத்தில் இருப்பாங்க அது அது ஒரு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஃபீல் அதனால <clears throat> நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் மனம் இப்போ உங்களை போட்டு மாற்ற முயற்சி பண்ணும் நீ இப்போ இப்படி இருக்காத மாறு மாறு மாறு மாறு உங்களை டைவெர்ட் பண்ண முயற்சி பண்ணும் மாறிடாதீங்க பற்றற்ற நிலை என்பது மிகச்சிறந்த நிலை திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறார் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிட இருக்கு இறைவன் மீது நீ வைக்கக்கூடிய பற்றை தவிர வேறு எதன் மீது நீ பற்று வைத்தாலும் உனது வாழ்வில் நீ முன்னேற முடியாது பிறவியில்லா பெருவாழ்வை அடைய முடியாது பிறவின் சுழற்சியில் சிக்கி தவிப்பா என்று சொல்லிட்டாங்க அப்போ என்னன்னா பற்றற்ற நிலை மிக சிறந்த நிலை ஆனால் எந்த சூழ்நிலையிலும் அதற்கு நீங்கள் வருந்த கூடாது அது ஒரு நல்ல நிலை இது ஏன் உங்களுக்கு இப்போ அது கஷ்டமாக தெரியுது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஃபீலை கொடுக்குதுன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இத்தனை கால வருடம் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை வேற இப்போ உங்களுக்கு உங்களுக்கு அந்த பிடிப்பு எல்லாமே விலகிருச்சு விலகும் போது இப்போ நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை வேறு அதனால் பயம் வருது உங்களுக்கு ஐயோ நம்ம ஏதோ த வேற ஏதோ ஒரு தனி உலகத்தில் இருக்கும் போலயே நமக்கு ஏதோ கஷ்டமாக இருக்கும் போலயே நம்ம ஏதோ பெரிய பாவம் பண்ணிட்டோம் போல அப்படிலாம் நினைக்காதீங்க யூ ஆர் நாட் அலோன் உங்களை மாதிரி பல கோடி பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க எங்கெங்க வாழ்கிறாங்க எப்படி எப்படி வாழ்கிறாங்கன்னே தெரில உங்களுக்கு தெரிஞ்சு வள்ளலார் மட்டும்தான் ஒளி உடலானதாக சொல்கிறீங்க வள்ளலார் மாதிரி ஆண்டால் அவங்க ஒளி உடலாயிருக்காங்க அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூரில் இருக்கக்கூடிய சிதம்பரம் பெரிய சுவாமிகள் திருப்போரூரில் ஒரு சிதம்பரம் பெரிய சுவாமிகள் இருக்கார் அவர் வந்து ஒளி உடலாயிருக்கிறாரு அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாணிக்க வாசகர் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா ஒளி உடலாயிருக்கிறாரு ஒளி உடல் ஏகப்பட்ட பேர் ஆயிருக்காங்க ஏகப்பட்ட பேர் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு இவங்க கண்ணுக்கு தெரியாமல் நிறைய பேர் ஆயிருக்காங்க அசால்ட்டாக நடந்திருக்கு நீங்கள் வள்ளலாரே நீங்கள் நினைச்சிட்டு இருக்காதீங்க நமக்கு தெரியாமல் இந்த இந்த உலகமே வேணாம் இதெல்லாம் பொய் நினச்சி மக்களோடு மக்களாக மிக உயர்ந்த ஞானிகளாக மிக உயர்ந்த ஆற்றல்களோடு பல மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க வெளிப்பட்டுட்டாங்க அப்படின்னா மக்களோட தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாருன்னு சொல்லி எதுவுமே வெளிப்படுத்தாமல் அமைதியாக சைலண்டா ஒன்றுமே தெரியாத மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுபோல் தான் நீங்களும் வாழ வேண்டும் உங்களுக்கு வேணுங்கிற சாப்பாடை சாப்பிடுங்க உங்களுக்கு வேணுங்கிற ஊர் சுற்றுங்க நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் அனுபவிங்க இப்போ உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் கொடுக்கப்பட்டிருக்கு இவ்வளோ நாள் நீங்கள் உலகத்தை பார்த்த விதம் வேறு இப்போ உங்களுக்கு ஞானம் அப்படின்ற ஒரு கிளாஸ் கொடுத்தாச்சு ஒரு ஸ்பெக்ஸ் கொடுத்தாச்சு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா எதுவுமே பண்ணாமல் உட்காரக்கூடாது இப்போ முன்னாடி இருந்ததோட மறுபடியும் தேட்டருக்கு போங்க ஊர் சுற்றுங்க கார் ஓட்டுங்க டூ வீலர் ஓட்டுங்க பாட்டு பாடுங்க டான்ஸ் ஆடுங்க நீச்சல் அடிங்க என்ன வேணாலும் நீங்கள் பண்ணுங்கள் ஆனால் இது எல்லாம் பொய் அப்படின்ற தன்மையிலேயே நீங்கள் இருக்க வேண்டும் மறுபடியும் அதில் போய் சிக்கக்கூடாது மறுபடியும் நீங்கள் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனத்துடன் நீங்கள் வாழும்போது வாழ்வில் நிச்சயமாக உயர்ந்த கட்ட நிலையை அடைவீர்கள் முதலில் இந்த பற்று விலகிருச்சு பிடிப்பு போயிருச்சுன்னா ஒரு பயம் வரும் அதை பைபாஸ் பண்ணி அடுத்து போங்க அதுலேயே நின்றாதீங்க அதில் நீங்கள் நின்றுட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நான் இருக்கும் நிலை சரிதான் இந்த உலகம்தான் தவறாக வாழ்கிறது நான் சரியாகத்தான் வாழ்கிறேன் ஒருவேளை நான் தவறாக வாழ்ந்தாலும் இறைவா அந்த அறிவையும் அந்த தெளிவையும் அந்த ஞானத்தையும் எனக்கு கொடுத்து விடு என்று வேண்டுவதுதான் மிக சிறந்த உத்தமமான விஷயம் நன்றி வணக்கம் குருவே சரணம் முன்னரே வந்து இந்த விஷயத்த அறிமுகப்படுத்தியிருந்தோம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் பட் இருந்தாலும் கூட நிறைய மெயில்ஸ் வந்து